கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடையேன் என்றுமே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார் அவர் என்னை புல்